குழந்தை தன்னுடைய தொடு உணர்வை அறிந்து கொள்ள உதவுவதற்கு நீங்கள் அவர்களை பல்வேறு தன்மையுடன் இருக்கும் பொருட்களை கண்டுபிடிக்க சொல்லலாம் உதாரணமா உன்னால் வழுவழுப்பான ஒரு பொருளை அடையாளம் காட்ட முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் குழந்தையும் ஒரு கிண்ணம் அல்லது ஒரு இலையை காட்டலாம் அல்லது சரசரப்பான ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் அவர்களும் ஏதாவது மரப்பட்டை அல்லது ஒரு கல்லை எடுத்து வரலாம் ஏதேனும் மென்மையான பொருளை உன்னால் தேட முடியுமா என்று நீங்கள் கேட்டால் அவர்கள் ஒரு போர்வை அல்லது ஒரு இறகை காட்டலாம் இதேபோல் கடினம் கரடுமுரடான அல்லது பஞ்சு போன்ற தன்மைகள் கொண்ட பொருட்களை காட்ட சொல்லி தொடர்ந்து கேட்கலாம் இது குழந்தை தனது தொடு உணர்வை பற்றி படிப்பதற்கு ஒரு சிறந்த வழியாகும்